அனைவருக்கும் வணக்கம் welcome to DC not not seven GS சேனலை வரவேற்கிறேன் இன்றைய தலைப்பு பெண்கள் வந்து சிவபெருமானை வணங்கலாமா என்று ஒரு குறிப்பு என் நண்பர் கேட்டார் தாராளமாக சிவபெருமானை பெண்கள் வணங்கலாம் என்று நான் கூறுவேன் தீட்டு என்பதே இல்லை ஆணும் பெண்ணும் ஒன்றாய் இருந்தது சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவன் இல்லை என்று ஒரு பழமொழி இருக்கிறது ஆணுக்கு ஆணுக்கு பெண் தேவை பெண்ணுக்கு ஆண் தேவை இல்லாமல் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்க்கை என்பது ஒன்று இல்லை பெண்களுக்கு தீட்டு என்பது இல்லவே இல்லை என்று நான் கூறுவேன் எப்படி அந்த தீட்டு என்பது ஒரு மனதின் சு தூய்மையான சொல்லாகும் ஏனென்றால் சிவபெருமானுக்கு ஏன் நம் பார்வதி தேவியே ஒரு பெண்தானே அவங்களே தொட்டு பூஜை செய்யும்போது அவ் பூஜை செய்யும்போது சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் அந்த மாதிரி பெண்கள் பெண்கள் தாராளமாக சிவனை தொட்டு பூஜை செய்யலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது அந்த தவறாம் தவறு எதுவும் இல்லை நம் மனதும் உள்ளத்தாலும் தூய்மையாக இருந்தால் பெண்கள் பெண்களும் ஆண்களும் தாராளமாக பூஜை செய்யலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது சிவபெருமான் இப்படியெல்லாம் பெண்கள் விரும்பி மன மனதால் விரும்பி பூஜை செய்யலாம் என்று பூஜை செய்யலாம் சில பெண் சித்தர்கள் ஞானிகள் சந்நியாசம் எடுத்து சிவனை கணவனாய் நடித்து மனதால் கணவனாய் நடித்து துரித்து விரும்பி சிவபெருமானை பெண்கள் விரும்பி விரும்பி அவரே கணவராய் நினைத்து பூஜை செய்து வருகிறார்கள் இதுவே சந்நியாசி பெண்கள் சந்நியாசி ஆகும் இது வந்து தவறாக ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துலேயே பில் பட்டன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் சொல்லிட்டு நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்